வணக்கம் bank Nifty future one mini chart daily ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் சிக்னல் மாதிரி நமக்கு ஜெனரேட் ஆகும் ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு expiry day weekly expiry day December fifteenth so இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் டைமில் தான் எக்ஸ்பைரினுடைய வாலட்டையில் ஃபீல் பண்ண முடியும் அதுக்காண்டி க்ளோசிங் டைம் அப்போ என்ன கால் வருதுன்றதை பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி நைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகுது so red colour candle open ஆகிட்டு sell at forty three nine ஃபார்ட்டின்னு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃப்யூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்துக்கோங்க ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ நீங்கள் அந்த ப்ரீமியம் வச்சு அந்த ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் உங்களால் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட் வச்சு அந்த கால்ஸும் பார்க்க முடியும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன் சார்ட்டை ஷோ பண்ணுறோம் இப்போதைக்கு இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் எப்படி கால் வந்திருக்கு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் அதுக்காண்டி ஃபியூச்சர் சார்ட் ஷோ பண்ணுறோம் ஃபார்ட்டி த்ரீ நைன் ஃபார்ட்டி இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன் இதில் first red colour line first target அது கீழே இருக்க second target line first target பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பாயிண்ட் இருக்குது செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலரில் இருக்குல்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் லைன் டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த சிக்னல் பார்த்து வெறும் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க உங்களால் அதுவும் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலனாலும் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இருக்க டவுட்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதை கேட்குறனாலும் கேட்டுக்க முடியும் இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுது இதனுடைய மூவ்மெண்ட் எங்கே போய் ரீச் ஆகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு அதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு வெறும் டென் கேண்டிலில் டாங்க டோன் ரீச் ஆகிருக்கு அதுக்கப்புறமும் தொடர்ந்து பேரிஷ் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு bank Nifty forty four thousand put option டேரெக்டாக ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆக போகிறது ஒன் நைன்ட்டி த்ரீயில் நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ பாருங்கள் நமக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போகுது நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ பார்த்துக்குறீங்களா இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் உங்களுக்கு கால்ஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ